எமக்காக வந்தவளே பரமனொளி படைப்பவளே என்றும் எம்மை காப்பவளே முள்ளத்தை கவந்தவளே ஓம் சக்தி மீராமா ஓம் சக்தியோ ஓம் சக்தி மீராமா ஓம் சக்தியோ எமக்காக வந்தவளே மீராமாவோ பரமனொளி படைப்பவளே மீராமாவோ எமக்காக வந்தவளே மீராமாவோ பரமனொளி படைப்பவளே மீராமாவோ என்று அம்மாவோ உள்ளத்தை கவர்ந்தவளே மீராமாவோ என்று மம்மை காப்பவளே மீராமாவோ உள்ளத்தை கவர்ந்தவளே மீராமாவோ ஆதிசக்தி பராசக்தி மீரசக்தி மௌன சக்தி பக்த சக்தி சிவசக்தி பரமசக்தி எல்லாமும் மாணவளே மீராமாவோ இங்கும் நிறைந்தவளே மீராமாவோ எல்லாமும் மாணவளே மீராமாவோ எங்கும் நிறைந்தவளே மீராமா ஓம் சக்தி மீராமா ஓம் சக்தியோ நேராமாவோ எம் உள்ளத்தை கவர்ந்தவளே நேராமாவோ என்று நம்மை காப்பவளே நேராமாவோ எம் உள்ளத்தை கவர்ந்தவளே நேராமாவோ எல்லாமம்மானவளே மீராமாவும் எங்கும் நிறைந்தவளே மீராமாவும்